அழகு அப்படின்னா அந்த முகம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த அழகு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த முகத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வேம்பயர் சீரீஸ் ரொம்ப அழகான ஒரு சீரீஸை வந்து பார்த்தேன் வேன் ஹில்சிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த வேன் ஹில்சிங் ஹியூஜ் ஜாக்மன் நடித்த அந்த படம் வேம்பயர் ஃபிலிம் இது வரைக்கும் இப்போ வந்து ட்ராகுலா அப்படின்ற இந்த வெப் சீரிஸ் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் so Dracula Van Helsing Transylvania அப்படிங்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு கற்பனையான ஒரு மித்தாக தான் uh, இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு ஸோ அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி தான் இந்த உலகத்துக்குமே டிரான்சில்வேனியா அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அங்கே வந்து தனித்த ப தனித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேசலில் ஒரு ட்ராகுலா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ட்ராகுலா வந்து உலக மக்கள் எல்லாத்தையும் கடிச்சு தின்னு ரத்தத்தை குடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு பல நூறு வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து ஒரு மித்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த மித்தை தொடர்ந்து நிறையா ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் வந்திருக்கு நிறையா ஃபிக்ஷனல் மூவிஸ் வந்திருக்கு அதில் ஒன்று தான் வேன் ஹெல்சிங் ஹியூஜாக்னுடைய படம் ஸோ அந்த கதை காலத்தை எடுத்துக்கிட்டு பிபிசி பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்ட் சேனல் அவங்க வந்து இந்த மித்தை வந்து ரொம்ப அழகாக ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிங் ஸ்க்ரீன் பிளே கேமரா எல்லாமே டார்க் வெரி டார்க் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பயப்படுற அளவுக்கு இருக்கா நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒரு சீரீஸ்க்கு உண்டான எல்லா அம்சங்களையும் உள்ளே வச்சு மூணே எபிசோடில் ரொம்ப அழகான ஒரு கதைக்களம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஒரு மித்தாலஜியை வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம படமாக்கினாக்கா அதில் வந்து நிறைய எசக் பொசக்காக நிறைய நடந்து போயிடும் ஸோ அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த டிராகுலாவுடைய டேரக்டர் ரொம்ப கிளியராக பல மாற்றங்களை அந்த கதைக்கு கொடுத்து மக்கள் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து நிறையா அம்சங்களை வச்சு நம்மளை வந்து அப்படியே அந்த டெம்பரை வந்து குறைக்கவே விடாமல் அப்படியே ஹை டெம்பர்லேயே கொண்டு போயிருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது படம் இந்த அதாவது என்ன ரத்த காட்டிறீங்கிற என்னப்பா ஸ்வீட்டுங்கிற அப்படிலாம் கேட்காதீங்க அது ஒரு ஃபீலிங் ஸ்வீட்டான ஒரு ஃபீலிங் ட்ராக்குலா பயங்கரமான ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு எனக்கு ஹீரோ வந்து ட்ராக்குலா தான் ஹீரோவாக தெரிஞ்சான் ஸோ இத்தனை வருஷமாக இவ்வளோ விஷயங்களை அவன் தெரிஞ்சு புரிஞ்சு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இதில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இது ஒரு மனிதன் இறந்ததற்கு பிற்பாடு அவன் ஆசைகள் அதிகமான ஆசைகள் மனதில் வைத்திருந்தால் அவன் பேயாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றி நிறையா பேச்சுவார்த்தை இருக்குது அந்த விஷயத்தை காட்சி அமைச்சிருக்காங்க ஒரு சாத்தானிடம் என்னுடைய வாழ்க்கையை நான் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு துறப்பா சாத்தானின் மேல் காதல் கொண்டு துறப்பா ஆனால் இந்த உலகத்தில் அவளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே மாறிடும் என்றும் இளமையாக நான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேராசையோடு தான் அந்த சாத்தானிடம் அவள் வந்து போய் ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மூணாவது எபிசோடில் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அழகு அப்படின்னா அந்த முகம் நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த அழகு குழந்திருச்சு அப்படின்னா அந்த முகத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் உண்மை காதல் ஏற்றுக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக அப்படி டாட் வச்சுருப்பாப்பில் டேரக்டர் பயங்கரமாக இருக்கும் தயவு செஞ்சு மூணு எபிசோடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அப்டிராக்ட் ஹைப்போத்தட்டிக்கல் திங் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் இல்லைன்னே நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது ஸோ கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கலாம் ஓகே கடவுள் இல்லை அப்போ சாத்தான் இருக்கா கடவுள் இல்லாத இடத்துல சாத்தானிசம் இருக்க தானே செய்யும் ரொம்ப சிம்பிள் கடவுள் இல்லாத இடத்துல சாத்தானிசம் இருக்குது ஸோ மோடி இந்தியாவுக்குள்ளே இருக்காருன்னா கடவுள் இல்லை அதனால தான் மோடி இருக்கார் ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் மற்றபடி எந்த விதமான பாலிட்டிக்ஸுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை ட்ராகுலாக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து தர ரேட்டிங் பத்துக்கு ஏழுன்னு தரும் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றிகள் பற்பல வணக்கங்கள் பார்ப்போம்